വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീജന വല്ലഭം ജയന്തി സംഭവം ധാമ വൈജയന്തി വിഭൂഷണം I think we stopped with அந்த അറുപത്തി ഒമ്പതാവത് ശ്ലോകത്തോടെ മുടിച്ചോ ആരഞ്ജിത ജഗന്നേത്രൈഹി അന്യോന്യ പരികർമ്മിതൈഹി அங்கை அமித அனுகல்பித பூஷணம் தம் ததிருஷு பகவானுடைய ஒரு எப்பேற்பட்ட விஷ்ணுவை வந்து பார்த்தார்கள் அப்படிங்கறத வர்ணிச்சுட்டு வந்துட்டு இருக்கா எல்லாமே இந்த துத்தியா விபக்தியில இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து பகவானுக்கு அட்ஜெக்டிவா வந்துட்டு இருக்கு ஸோ ஆரஞ்சித ஜெகநேத்ரேகி அந்யோன்ய பரிகர்மிதைகி அங்கைகி அங்க சௌந்தரியத்தை வர்ணிக்கும் பொழுது இந்த அங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு சௌந்தரியத்தை ஊட்டுகிறது ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்துக்கு ஒரு அழகை ஊட்டுகிறது அதுக்கு மேல இந்த பூஷணம் அலங்காரம்ங்கிறது வந்து அணுகல்பிதம் அணுகல்பிதம்ங்கிறச்சு இந்த அலங்கார பொருள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சப்சிடரியா போயிடுறது செகண்டரியா போயிடுறது when compare to his own அங்கங்கள் அப்படின்னு இந்த அறுபத்தி ஒன்பதாவது முடிச்சோம் அடுத்தது எழுபது படிக்கிறியா ஓகே மேம் உத்தேஜித ஜயோத்சாகம் வரைக்கும் ஒரு பார்ட் ஓகே உத்தேஜித ஜய ஜயோத்சாகம் ஆயுதை ஆயுதைரனகோத்யமைः ஆயுதைரனகோதமைः शौर्यविक्रमशक्त्याद्य ஆயுதைரன கோதமைः शौर्य விக்ரம சக்தியாதி அது விசர்க்கம் படிக்கணும் கரெக்ட் தான் சக்தியாத்யை சஹஜை ஸ்வகுணைரிவ சேர்த்து அவ்வளவு பண்ண முடியாது விசர்க்கம் படிக்கலாம் தப்பு இல்ல ஓகே शौर्य விக்ரம சக்தியாத்யைः சஹஜை ஸ்வகுணைரிவ இதுவும் தம் தத்ருஷுகு எப்பேற்பட்ட விஷ்ணுவை பார்த்தார்கள் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டு தான் உங்களுக்கு வந்து துத்தியா விபக்தியில இருக்கிறது அது பகவானுக்கு அப்ஜெக்டிவா போறது உத்தேஜித ஜெய உற்சாகம் தம் விஷ்ணு தத்ருஷுகு பார்த்தார்கள் சோ இவர் இவருடைய உற்சாகம் உற்சாகம்ங்கிறது ஜென்ரலி வீரரசத்துக்கு ஒரு ஸ்தாயி பாவமா சொல்லுவோம் வீரரசம் எதனாலன்னா ஒரு உற்சாகம் இருக்கிறதுனால உற்சாகம்ங்கிறது வந்து we take it as either எஃபர்ட்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு என்தூசியாசம் அந்த அவருடைய அந்த ஜெய உற்சாகம் வெற்றி அடையணுங்கிற ஒரு ஒரு ஆவல் இருக்கே அது வந்து உத்தேஜிதம் அது இன்னும் வளர்க்கப்பட்டது எதனால் இவருடைய ஆயுதங்களினால் அவர் காட்சி அளிக்கிறச்சு விஷ்ணு வந்து சி இவளுக்கு தேவர்களுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்போட அவ வந்து விஷ்ணுவை வந்து ஸ்தோத்திரம் பண்றான்னா தன்னுடைய கஷ்டம் தீரணும் அந்த அரக்கர்கள் எல்லாம் வந்து அழிக்கணுங்கிறதுனால தானே அப்போ அரக்கர்களை அழிக்கிறதுக்கு அவர் வந்து ஆயுதங்களோட காட்சி அளிக்கும் பொழுது உடனே இவாளுக்கும் ஒரு மனசுல வந்து ஆஹ் சரி ஏன்னா அவர் வந்து லலிதமா ஒரு கையில வந்து ஒரு தாமரை பூவை வச்சுட்டு இருந்தாருன்னா இதை வச்சுட்டு இவர் அழிப்பாருன்னு ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்துட போறதேங்கிறதுனால அவர் எல்லா ஆயுதங்களோட பூர்ண அவதாரமா அவர் வந்து ஒரு காட்சி அளிச்சார் சோ ஆயுதைகி தன்னுடைய ஆயுதங்களுடன் கூட ஆர் ஆயுதங்களினால் உத்தேஜித அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் ஆயுதங்களினால் வளர்க்கப்பட்ட ஒரு வெற்றியின் உற்சாகத்தை கொண்டவரான அந்த விஷ்ணு விஷ்ணுவை பார்த்தார்கள் இப்ப இந்த ஆயுதத்துக்கு தான் ஆயுதம்ங்கிறது திருத்தியா பகுவச்சனத்துல இருக்கு ஆயுதைகி அவைகளால் என்ன எப்படிப்பட்ட ஆயுதைகிங்கிறதுக்கு தான் பாக்கி எல்லாமே உங்களுக்கு விசேஷணமா வருது சோ அனக உத்தியமைகி ஒண்ணு அந்த ஆயுதங்களுக்கு வந்து ஒரு எஃபர்ட் ஸோ ஆயுதம் வந்து ஒரு ஒரு காரியம் பண்ணித்துன்னா அது எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அனக அகன தப்பு தவறாமல் இருக்கக்கூடிய குறி தவறாமல் இருக்கும் ஆயுதங்களை கொண்டவர் அனக உத்தியமைகி அந்த ஆயுதங்களினுடைய உத்தியமம் காரியமானது எப்பொழுதுமே குறி தவறாம இருக்கும் அனக தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை செயலை கொண்டவைகளான அந்த ஆயுதங்களினால் ஜெய உற்சாகமானது வர வளர்க்கப்பட்டது இந்த ஆயுதம் மேலும் எப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து ஓமை கொடுக்கறதே ஏதோ அதாவது ஓமை கொடுக்கறதும் வந்து ஒரு ஔச்சித்தியத்தோட கொடுக்கணும்ல ஒரு கரெக்டா ஒரு ப்ரொப்பரைட்டியோட இருக்கணும் அது எப்படின்னா சௌரியம் விக்ரமம் சக்தி முதலிய அவருக்கு உடன்பிறப்பான குணங்களை போல இந்த ஆயுதங்கள் இருக்கு ஆயுதங்களுடைய கம்பாரிசன் என்ன ஸ்வகுணைஹி இவ அவருடைய குணங்களைப் போல் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஸ்வகுணைகி ஆத்மீயைகி குணைகி இவ அந்த ஆத்மீயைகி குணைகி எப்படி இருக்குன்னா இன்னொருத்தர்னால சொல்லி வரக்கூடிய குணம் இல்ல சகஜைகி ஸ்வபாவ சித்தைகி இயற்கையாகவே இவர் இருக்கக்கூடிய அவருடைய நற்குணங்கள் இந்த நற்குணங்கள்ங்கிறச்சு இங்க வந்து அப்படியே அவர் தானம் கொடுக்கிறார் அந்த மாதிரி குணங்களை மென்ஷன் பண்ணல அவர் மென்ஷன் பண்றதும் சௌரியம் விக்ரம சௌரியங்கிறது பலம் இனேட் ஸ்ட்ரென்த் அது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் விக்ரமங்கிறச்சு அதை பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் விக்ரமம் அதுக்கப்புறம் சக்தினா சாமர்த்தியம் நமக்கு வந்து பலம் இருக்கும் அதுக்கு உண்டான ஒரு ஆக்ஷனும் இருக்கும் ஆனா அது கரெக்டா டார்கெட்ல போய் அடிக்கிற சாமர்த்தியம் இருக்கணும் அது இல்லாம இருக்கலாம் சில சமயம் அதனால மூன்று அதை மாத்திரம் ஹைலைட் பண்ணி சொல்றாரு இங்க ஏன்னா ஆயுதத்துக்கு வேணுங்கிற ஒரு இது இப்ப ஆயுதம் வந்து ஜென்ரலி நம்ம மார்ஷியல் ஆர்ட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து they don't talk of the weapon as something separate that you use it is an extension of the ஹேண்ட்னு சொல்லுவான் கையை எப்படி நம்ம அசைக்கிறோமோ ஆயுதம் இல்லாத கையை எப்படி அசைக்கிறோமோ அப்படிதான் ஆயுதம் இருக்கிறச்சையும் பண்ணணும்பா சோ கையில வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த சாமர்த்தியமும் இல்லைன்னா ஆயுதம் கையில இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுதான் உங்களுக்கு வேஸ்ட் அது ஆயுதம் வந்து ஃபங்க்ஷனே ஆகாது அது வந்து கையனுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்றது கையனுடைய ஒரு போக்க டிபெண்ட் பண்றது அந்த ஆயுதம் அண்ட் கையினுடைய ஒரு சாமர்த்தியம் அதுல உங்களுக்கு வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு உண்டான ஒரு சாமர்த்தியம் இருந்ததுன்னா தான் ஆயுதமும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணும் அதனாலதான் அதை வந்து பர்ஃபெக்டா கம்பேர் பண்றாருங்க தேசிகர் சௌரிய விக்ரம் அனக உத்தியமைஹி அப்படின்னா அவிதத உத்தியோகைஹி விததம் பொய் அவிதத்தம்னா பொய்யாகாமல் இருக்கக்கூடிய உத்தியோகம் ஒரு எஃபர்ட் விச் மீன்ஸ் எப்பொழுதுமே தன்னுடைய லட்ச லட்சியத்தை அடையக்கூடியதான அந்த ஆயுதங்களினால் அது எப்படி இருக்கு சௌரிய விக்ரம சக்தியாத்யி சகஜைகி ஸ்வகுணைகி இவ சௌரிய பலம் அந்த பல விக்ரமங்கர்ச்சே தத் பிரயோகம் அதை பிரயோகம் செய்யக்கூடியது அந்த பலத்தை வந்து எப்படி நம்ம காண்பிக்கிறோங்கிறத பொறுத்து அதுக்கு உண்டான சக்திங்கிறச்சே சாமர்த்தியம் தி கேப்பபிலிட்டி இது மூணும் எப்படி இருக்குன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய சுவாவமான குணங்கள் சௌரிய விக்ரம சக்தி முதலிய சகஜைகி சுவாவ சித்தைகி தன் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஸ்வகுணைகி இவ தன்னுடைய ஆத்ம குணங்கள் குவாலிட்டிஸ் அது போல இருக்கும் ஆயுதைகி பல ஆயுதங்கள் வச்சுருக்கார் அவருக்கு வந்து அஞ்சு ஆயுதங்கள் இருக்கு இல்லையா சுதர்சன சக்கரம் இது அவருடைய கோதண்டம் வில்லு இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்தையும் ஆயுத விசேஷங்கள் சுதர்சனாதிபிகி ஆயுதைகி உத்தேஜித ஜெய உற்சாகம் உத்தேஜிதங்கிறச்சு உட்கட்டீபூத உட்கட்டம்ங்கிறச்சு உத்கிருஷ்டம் மேன்மை ஆக்கப்பட்ட அந்த ஆயுதங்களினால் வளர்க்கப்பட்ட ஜெய உற்சாகம் சுர ஜெய உத்தியோகம் தேவர்களினுடைய வெற்றி அந்த முயற்சி அந்த முயற்சியை கொண்டவரான தம் அந்த பகவானை ததிருஷு பார்த்தார்கள் ஒரு நம்பிக்கை வருமோ இல்லையோ தேவர்களுக்கு இல்லையா சௌரியாதி ஆத்ம ஆத்மகுணைகி இவ திருஷ்யமானைகி சுதர்சனாதி ஆயுதைகி சௌரியாதி சௌரியம் முதலிய ஆத்மகுணைகி இவ தன்னுடைய குணங்களைப் போல் பார்க்கப்படுகின்றதான சுதர்ஷ it is just an extension of his body மாதிரி அவளுக்கும் தோணித்து பகவான்கிட்ட இந்த குணங்கள்லாம் இருக்கு இது வந்து வெளியில இருக்கக்கூடிய வெறும் ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்கு அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குணங்களுக்கு அப்படின்னு அவ வந்து அந்த ஆயுதங்களை பார்த்தான் இயற்கையாகவே ஒருத்தருக்கு அந்த குணம் இல்லைன்னா அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்லைன்னா இந்த ஆயுதம் பிரயோஜனப்படாது சுதர்சனாதி ஆயுதைகி அவிதத உத்தியோகைகி தன்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்களினால் சுரஜயம் பாவி சூச்சயந்தம் தம் அபஷ்யன் கண்டிப்பா தேவர்களுக்கு ஒரு ஜெயம்ங்கிறது உண்டாக போறது பாவி ஃபியூச்சர்ல ஜயம் தேவர்களின் வெற்றியானது பாவி சூச்சயந்தம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து சூச்சயந்தம் அதை தெரிவிக்கக்கூடியவரான தம் அந்த பகவானை அவசியம் இதுல சாதாரணமான உபமா அலங்காரம் தான் உங்களுக்கு ஆயுதானாம் சௌரியாதி குண சாதிருஷ்ய வர்ணனாத்து உபமா அலங்காரா ஆயுதங்களை வந்து கம்பேர் பண்ணும் பொழுது அவருடைய குணங்களுக்கு கம்பேர் பண்றதுனால இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உங்களுக்கு உபமா அலங்காரம் உத்தேஜித ஜயோத்சாகம் ஆயுதைர் அனகோத்யமைஹி சௌரிய விக்ரம சக்தியாத்யைஹி சகஜை ஸ்வகுணைரிவ சரி. அடுத்தது போலாமா ஆ. आम्, स्वकान्ति जलधेरन्तस् आम्, सिद्धसंहननं स्वतः महिम्ना जातवैचित्र्यं மகாநீலம் இவோதிதம் இப்போ வந்து அவருடைய காந்திய வர்ணிக்கிறார் தேஜஸ் சோ அவர் வந்து பெரிய ஒரு நீலக்கல் மாதிரி இருக்கார் அவருடைய மகிமைங்கிறது இன்னும் சமுத்திரம் மாதிரி இருக்கு அதாவது மகிமைன்னா இங்க காந்தி ஒரு இந்த ஒளிவட்டம் அப்படிங்கிற இல்லையோ அந்த மாதிரி பகவானுக்கு வந்து ஒரு ரேடியன்ஸ் ஒண்ணு இருக்கு சிவகாந்தி அவருடைய காந்தி அது எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய சமுத்திரம் போல இருக்கு அது தன்னு எப்படின்னா இப்ப வந்து பார்க்கடல்ல ஒரு பகவான் படுத்துட்டு இருக்காருன்னா அந்த பார்க்கடலும் அவர் தான் அவர் தான் எல்லாமாகவும் இருக்காருன்னு சொல்லும் பொழுது அவருடைய காந்தியும் அவர் தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய விக்கிரகம் இத ரெண்டுத்தையும் தான் இப்ப கம்பேர் பண்ணி சொல்றாரு சோ ஒரு சமுத்திரத்துல ஒரு நீலக்கல் எப்படி இருக்குமோ சமுத்திரம்ங்கிறது இந்த பார்க்கடல் எடுத்துக்க வேண்டாம் இங்க நம்ம சாதாரணமா பாக்குற சமுத் சமுத்திரம் வந்து ஒரு நீளமா இருக்கும் அதுல இருந்து ஒரு நீல கல்லு நடுவுல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருடைய காந்தி அந்த தேஜஸ் பொலிவுங்கிறது உங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் போலவும் அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சரீரம்ங்கிறது ஒரு நீலக்கல் போல இருக்கார் இப்படிப்பட்ட அவரை பார்த்தார் ஸ்வகாந்தி ஜலதேகே அந்த தன்னுடைய காந்தி எனும் ஒரு சமுத்திரம் அதற்குள் ஸ்வஜல ஸ்வகாந்தி ஜலதேகே அந்த தன்னுடைய காந்தி எனு எனும் சமுத்திரத்தின் உள்ளே அந்த சித்த சம்ஹனம் சித்த சம்ஹனம்ங்கிறச்சு சம்ஹனா ஒரு சரீரம் அந்த சரீரமானது ஏற்பட்டிருக்கு ஸ்வதா ஏவ சித்த சம்ஹனனம் அதுக்குள்ள ஒரு அந்த காந்தைக்குள்ள அவருக்கு சரீரம் இருக்கு சோ பகவான நம்ம வந்து ஒரு ஒரு just a ball of light இப்போ ஆத்மஸ்வரூபம்னு சொல்றோம்னா ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபம்னு சொல்றோம் பிரம்மஸ்வரூபம்னு சொல்லும் பொழுது நம்ம வெறும் ஒரு ஒரு பிரகாஷஸ்வரூபம் அப்படின்னு நினைக்கிறோம் உருவம் இல்லாத அருவமாக நம்ம பார்க்கக்கூடிய அதாவது அரூபம் அரூபமாக பார்க்கக்கூடிய ஒரு பகவான் ஒரு பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு பாக்குறோம் பல பாடல்கள்ல வந்து தேஜோமயானந்தமேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வெறும் அந்த ஜோதிஸ்வரூபமா மாத்திரம் மனசுல நினைச்சுக்க கூடியது எந்த ஒரு கை காலு உருவம் சரீரம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடியது இங்க வந்து அதுக்குள்ள அவருக்கு வந்து ஒரு ரூபத்தோட அவர் காட்சி அளிக்கிறார் வெறும் பிரகாஷஸ்வரூபமாக காட்சி அளிக்காத அதுக்குள்ள they are able to distinguish a body for Vishnu அந்த சரீரம்ங்கிறது அவருக்கு எப்படி சித்திச்சிருக்கு மத்த ஜீவராசிகளுக்கெல்லாம் கர்மா அதீனம் நம்ம செய்யக்கூடிய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி இந்த ஜென்மால நமக்கு வந்து ஒரு புழுவா பிறக்கணுங்கிற ஒரு கர்மா விதிச்சதுன்னா அந்த கர்மாவனால நம்ம புழுவா பிறப்போம் இல்ல ஒரு மனுஷனா பிறக்கணுங்கிற ஒரு பிராரப்தம் அந்த கர்மா நமக்கு வந்து ஃப்ரூட் கொடுக்கணும் பலனை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சதுன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம மனுஷியால பிறக்க போறோம் our body is determined by our actions previous actions so கர்மாவுக்கு அதீனமா இருக்கு முன்னாடி எப்படி லக்ஷ்மிக்கு சொன்னோமோ அதே போல இங்கேயும் பகவானுக்கு ஸ்வதகா தானாகவே சித்த சம்ஹனனம் ஏற்பட்ட சித்தன சம்பன்ன உண்டானதான ஒரு சரீரத்தை கொண்டவர் அவர் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் ஓகே சம்ஹனனம்னா வந்து ஷரீரம்ங்கிறத நான் வந்து கரெக்டான பாக்குறேன் சம்ஹனனம்னா ஆக்சுவலி ஆமா சம்ஹன்யத்தே ஷரீரம்னு அர்த்தம் கரெக்ட் தான் சித்த சம்ஹனனம் சம்ஹ சம்பன்ன வபுஷம் சோ முதல்ல தன்னுடைய காந்தி காந்தி வந்து ஒரு சமுத்திரம் போல இருக்கக்கூடிய தன்னுடைய காந்திக்குள் தானாகவே இன்னொரு ஒரு கர்மாவனால் கர்மாவுக்கு அதீனமாக இல்லாத ஸ்வதஹா தானாக எடுத்துண்ட ஒரு சரீரம் அந்த சரீரத்துடன் கூடினவராக அதுக்கப்புறம் மகிம்னா ஜாத வைச்சித்திரியம் அந்த ஒரு காந்திக்குள்ளேயே பலவிதமான ஒரு கையை காலு இதெல்லாம் பாக்குறோம் நம்ம ஒரு ஒரு இப்ப சூரியனையே நம்ம வந்து முதல்ல when we look at the sun நமக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது ஜஸ்ட் லைட்னு தெரியும் அதை உத்து நீங்க பார்த்துட்டே வாங்கோ ஸ்லோவா உங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு ஒரு ரவுண்டு தெரியும் அந்த மாதிரி யூ வில் ஸ்டார்ட் ஃபார்மிங் ஒரு ஒரு அவுட்லைன் தெரிய ஆரம்பிக்கும் அதே போல இங்கேயும் நம்ம வந்து முதல்ல காந்திய பாக்குறோம் அதுக்கப்புறம் உள்ள ஒரு சரீரம் இருக்கிற மாதிரி பாக்குறோம் அதுக்கப்புறம் தான் அதுல வந்து slowly we are able to distinguish the parts அதாவது தேவர்கள் நம்ம என்ன தேவர்கள் தானே பார்த்துட்டு இருக்கான் சோ ஜாத வைச்சித்ரியம் மகிம்னா அவருடைய மகிமையினால் ஒரு டிஃபரன்சஸ் விசித்திரம்னாலே பல்வேறு வெரைட்டி தெரிய ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்டவர் அதனால பாக்குறதுக்கு வந்து உதிதம் மகாநீலம் இவ பளிச்சுன்னு ஒரு ஸ்டோன் இருக்குன்னா first when we look at it நமக்கு வந்து வேற ஒண்ணுமே தெரியாது வெறும் ஒரு பிரகாசமா இருக்கும் அதுக்கப்புறம் அதை பார்க்க பார்க்க உத்து பார்க்க பார்க்க அதுல கட்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஏன்னா அந்த கட்டுனால தானே உங்களுக்கு வந்து அது ரிஃப்ராக்ஷன் ஆகி உங்களுக்கு அந்த லைட் உள்ள போய் நமக்கு வந்து வெறும் பிரகாசம் வெளியில தெரியறது அப்புறம் தான் உங்களுக்கு வந்து you're able to distinguish the different edges of that stone அந்த மாதிரி இங்க பகவான நினைச்சு பார்க்கணும் இந்த ஸ்லோகத்தை சோ ஸ்வகாந்தி ஜலதேகே ஸ்வகாந்தி பிரகாஷா ஏவ ஜலதிஹி சமுத்திரஹா தஸ்ய அந்த அவருடைய காந்தி பிரகாஷம்ங்கிறது தான் ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்திற்கு நடுவில் மத்தியே ஸ்வதஹா ஸ்வதையேவ கர்மாதி அனதீனதயா கர்மா முதலியவைகளுக்கு அடிமணிந்து இல்லாமல் சோ கர்மாவனுடைய எஃபெக்ட் இல்லாத தானாகவே அவர் வந்து ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இருக்காரு சித்த சம்ஹனனம் சம்பன்ன வபுஷம் வபுகு ஷரீரம் அந்த வபு சரீரத்தை கொண்டவரான தம் அப்படின்னு அதுக்கு அப்செக்டிவா போறது இந்த முன்னாடி தம் பார்த்தோம் மகிம்னா மாஹாத்மியேன ஸ்வீயேன தன்னுடைய மகிமையினாலேயே ஜாத வைச்சித்யம் சம்பன்ன அவயவ வைச்சித்யம் அவருக்கு அவயவங்களினுடைய ஒரு பல்வேறு ஆனது ஏற்பட்டது பல அவ அவருடைய சரீரத்துல ஒரு அவயவ வைச்சித்யம் differences in his as far with respect to his parts அது நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது அப்படிப்பட்டவரான ஊதிதம் உத்பூதம் மகாநீலமிவ ஒரு பெரிய நீலமணி போல ஸ்திதம் இருக்கக்கூடியவரான இந்த ஸ்திதம்ங்கிறது ஸ்லோகத்துல இல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிறது it makes it easier for us to understand the shloka அதனால ஒரு பெரிய நீலக்கல்லு போல இருக்கும் அவரை ததிருஷு பார்த்தார்கள் தேவர்கள் சரியா பாவகா சகஜதையா சகஜதையான இயற்கையாகவே கர்மாதி அனதீனதையா சம்பிராப்த சரீரம் கர்மாவுக்கு அதீனம் இல்லாமல் அவருக்கு சரீரம் ஏற்பட்டவரான அந்த விஷ்ணு ஸ்வசக்தியா ஏவ தன்னுடைய சக்தியினாலேயே ஜாத அத்புத சௌந்தர்யவது அவயவ வைச்சித்திரியம் ஒவ்வொரு அவயவங்களையும் முன்னாடியே சொல்லிட்டாரு அங்கைகின்னுட்டு பல எல்லா அங்கங்களும் ஒவ்வொன்னு போட்டி போட்டு அவளுக்கு அந்த அந்த அங்கங்களுக்கு ஒரு அழகு இருக்கு அப்படின்னு சொன்னார் முன்னாடியே அதே போல ஜாத அத்புத சௌந்தர்யவது அந்த அவயவங்களுக்கு ஒரு விசித்திரமான ஒரு சௌந்தர்யம் அழகி கொண்டதாக இருக்கு அந்த அவயவங்கள் இல்லைன்னா வைச்சித்திரியம்ங்கிறத நம்ம வந்து டிஸ்டிங்குஷபிள்னு எடுத்துக்கலாம் அவருக்கு வந்து டிஸ்டிங்விஷ் பண்ற மாதிரி பல அவயவங்கள் இருக்கு ஆனா ஒவ்வொரு அவயவமுமே ஒரு அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு விசித்திரம்னா உங்களுக்கு வந்து அற்புதம்ங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் ஆச்சரியம்ங்கிற அர்த்தத்திலையும் உதித இந்திரநீலமணிமிவ பாசமானம் உதிச்சிருக்கிற ஒரு நீலக்கல் போல பாசிக்க கூடியவர் பகவானுக்கு மேனி திருமேனி கருமேனி தானே அவருக்கு அதனால நீலக்கல் போல இருக்கார் ஒரு சகாயர் மாதிரி அவர் வந்து விளங்குகிறார் பாசமானம் பிரகாசிக்கின்றவரான தம் அபஷ்யன்னு அவரை தேவர்கள் பார்த்தார்கள் இது நீலமணின் இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா இட் இஸ் ஒரு சமுத்திரத்திலேருந்து ஒரு பெ உதிக்கின்ற ஒரு நீலமணி போல் அப்படின்னா நீலமணிங்கிறது நேச்சுரலா உதிக்காது உங்களுக்கு அதுக்கு சூரியன் போலன்னு சொன்னா அது வந்து உபமான சொல்லிடலாம் இப்ப இதுவே வந்து <clears throat> ஒரு சூரியன் போல அப்படின்னா உங்களுக்கு வந்து உபமா நீல சூரியன் போலன்னு சொன்ன உடனே அங்கேயும் உங்களுக்கு உத்ரேக்ஷா வந்துடுறது because it is a poetic fancy அங்க நீல சூரியனுங்கிறது உலகத்துல கிடையாது இல்லாத ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்றோம் அதே போல இங்க நீல மணி உண்டு அது இருக்கிற பொருள் தான் ஆனா நீலமணி உதயமாகிறதுங்கிற ஆக்ஷன் இருக்கே அது உங்களுக்கு வந்து கிடையாது ஆகையினால இங்க வந்து சம்பாவனா உத்ரேக்ஷாங்கிற அலங்காரம் it is an imagination of the poet ஸ்வகாந்தி ஜலதேகே அந்த சித்த சம்ஹனனம் ஸ்வதக மஹின்னா ஜாத வைச்சித்யம் மகாநீலம் இவ உதிதம் சரியா இருக்கா சந்தேகம் இருக்கா சரி அடுத்தது போலாமா श्रुतिरूपेण वाहेन शोषकं शोषकङ्क ओ सारी शेषकङ्कणशोभिना स्वाङ्घ्रिसौरभदिग्धेन दत्तसङ्ग्रामदोहलम् ம். அடுத்தது வாகனத்தோட இருக்கார் வ- ஆ- ஆயுதங்கள் முதல்ல டிஸ்கிரைப் பண்ணார் அதுக்கப்புறம் பார்க்கிறதுக்கு பிரகாசத்தோட இருக்காருன்னா ஆயுதங்களோட இப்ப கிளம்பணும் மோலியோ யுத்தத்துக்கு அந்த மாதிரி not directly he's not going to fight ஆனா இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன் ஃபார் த தேவாஸ் அவளுக்கு வந்து என்னன்னா சரி ஜெயம் நம்ம பக்கம் பகவான் வந்து இப்படியே வந்து ஒரு ஒரு யுத்த களத்துல இறங்குறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு கோலத்துல வந்து காட்சி அளிச்சாருன்னா நமக்கு வந்து பின்னாடி டெபினட்டா நமக்கு ஜெயம் ஏற்பட போறது அப்படிங்கிறது ஒரு சூச்சிப்பிச்ச மாதிரி இருக்கு இந்த இடத்துல சோ வாகேன அடுத்தது வாகம்ங்கிறது அவருடைய வாகனம் கருடன் கருடன் வந்து இதுல எப்படின்னா உங்களுக்கு வேத ரூபம் கருடன் வேதங்களினுடைய ஒரு உருவெடுத்தார் போல் இருக்கக்கூடியவன் கருடன் பல இடங்கள்ல உங்களுக்கு வந்து அமிர்தத்தை கையில வச்சுருக்கிற மாதிரி அவனுடைய ஒரு போஸ் இருக்கும் இன்னொன்னு கருடனை வந்து பகவானுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார் கோவில் எல்லாம் நீங்க வைஷ்ணவ கோவில்ல போய் பார்த்தீங்கன்னா பக சிவன் கோவில்ல எல்லாம் நேர போயிடுவோம் அங்க நந்தி இருக்கும் உங்களுக்கு இங்க வந்து கொஞ்சம் இப்படி திரும்பிட்டு தான் உள்ள போகணும் வைஷ்ணவ கோவில்ல ஏன்னா அவருக்கு முன்னாடி கருடாழ்வார் நின்னு இருப்பார் கருடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிரர் மாதிரி பகவானுக்கு இஸ் ஜஸ்ட் பகவானுடைய ஒரு பொருள் பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு டூல் என்னன்னா ஸ்ருதி வேதங்கள் கருடனை நம்ம பார்த்த உடனேயே நம்மளால இம்மிடியட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும் விஷ்ணுங்கிறது அதனால கருடனை வந்து வேதத்தினுடைய உருவம்னு சொல்றோம் ஸ்ருதி ரூபேன வாகேன அந்த கருடன் எப்படி இருக்காருன்னா சேஷ கங்கண சோபினா பாம்புகள் தான் அவருக்கு வந்து அலங்காரமா இருக்கு இவருடைய கதை எப்படின்னா அந்த ரெண்டு இவ அம்மாவும் சரி அம்மாவோட தங்க அவ ரெண்டு பேரும் ஒண்ணு வந்து நாகர்களுடைய அம்மா அதுக்கப்புறம் கருடன் அருணன் ரெண்டு பேருக்கும் அம்மா ஸோ இந்த கத்ருங்கிறவ வந்து I think Kadru and Vinata correct கத்ருங்கிறது பாம்புகளினுடைய அம்மா வினதாங்கிறது கருடன் அண்ட் அருணனுடைய அம்மா இவன் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் பொழுது கத்ரு வந்து அந்த நாகர்களை வந்து முதுகுல தூக்கிட்டு போறத பார்ப்பான் கருடன் ஏதோ ஒரு டீல்ல ஆயிரம் வருஷம் அவ வந்து சேவை புரியணுங்கிற மாதிரி அப்போ அந்த கத்ரு கேப்போ எனக்கு நீ அமிர்தத்தை கொண்டு வந்துட்டேன்னா நான் வந்து விட்டுடுறேன் உங்க அம்மாவை விட்டுடுறேன்னு சொல்லுவோம் அப்போ வினதா வந்து ஸோ வினதாவை காப்பாத்துறதுக்காக கருடன் போய் அமிர்தத்தை கொண்டு வருவார் அந்த நாகர்களுக்கு கொடுக்கணும்னுட்டும் அப் அப்போ அந்த நாகர்கள்லாம் வந்து கருடனுக்கு பூஷணம் ஸோ யூஸ்வலி வந்து கருடனுக்கும் நாகத்துக்கும் ஒரு ஒரு விரோத பாவம் உண்டு பல நாகத்தை வந்து அவ அந்த கருடன் வந்து சாப்பிடுறான் சாப்பிட்டு அதை கொன்னு அவன் சாப்பிட்டுட்டே இருக்காங்கிறதுனால அப்போ இந்த ஜீமூத வாகனன் ஒருத்தன் வந்து தன்னுடைய சரீரத்தை கொடுத்து ஹி இன் எக்ஸ்சேஞ்ச் நீங்க ஆக்சுவலி இதுல படிக்க மாட்டேன் ஐ திங்க் அது வேற ஏதோ ஒரு நாடகத்துல ஒண்ணு வரும் நாகானந்தம்னுட்டு so he gives himself in exchange for those அந்த பாம்புகளுக்கு அதனால கருடன் வந்து அதுக்கப்புறம் பாம்புகளை சாப்பிடுற விடுறது இல்ல சாப்பிடுறது இல்ல அந்த பாம்புகள் அவருக்கு வந்து கருடனுக்கு பல இதுவா போடுவான் அலங்கார பொருளா அவருக்கு வந்து பாம்புகள் தான் சோ சேஷ கங்கண சோபினா இதுல பாம்புகள்ல ஆதிசேஷனும் ஒரு பாம்புங்கிறதுனால சேஷ ரூபேணன்னுட்டும் இங்க வந்து சர்ப்ப ரூபேணன்னு எடுத்துக்கலாம் ஆதிசேஷன் மாதிரி ஒரு ஒரு பாம்ப வந்து அவர் கங்கணமாக போட்டுருக்கார் அந்த கருடாரம் கருடன் சோ சேஷ கங்கண சோபினா சேஷன் எனும் நாகம் அந்த பாம்பை கங்கணமாக வைத்து கொண்டு சோபினா அழகாக பிரகாசிக்கக்கூடியவரான ஸ்ருதி ரூபேன வேத ரூபமாக இருக்கக்கூடிய வாகேன கருடேன இதுல இன்னொரு ஒரு அப்ஜெக்டிவ் அவருக்கு ஸ்வ அங்கிரி சௌரப திக்தேனன் இருக்கு ஸ்வங்கிறது இங்க பகவான் விஷ்ணு விஷ்ணு எப்ப பார்த்தாலும் ஏறி உட்காந்துட்டு இருக்காரு அவருடைய திருவடி வந்து தாமரை திருவடி அந்த தாமரையினுடைய வாசனை அந்த வாகனத்துல ஏறி உட்காடுறச்சு சைடுல கால் படுமோ இல்லையோ அந்த கால் வந்து கருடன் மேல படுமோ இல்லையோ காலோ பூ மாதிரி இருக்கு அதுல இருந்தோ வாசனை வருது அந்த வாசனை இந்த கருடன் மேல பூசியிருக்கான் ஸ்வ அங்கிரி ஸ்வ பகவானுடைய அங்கிரி திருவடி அதனுடைய சௌரப வாசனை அதனால் திக்தேன பூசப்பட்டவரான ஸ்ருதி ரூபேன வேத ரூபமாக இருக்கக்கூடிய வாகைன கருடேன அந்த கருடன்னால இப்ப எப்படி இருக்கார் பகவான் ரைட் நான் வந்து இப்போ யுத்தத்துக்கு தயார் அப்படின்னு தன்னுடைய ஆசைய தெரிவிக்கிற மாதிரி இருக்காராம் தத்த சங்கிராம தோஹலம் தோஹலம்னு ஆசை இச்சா அந்த சங்கிராம யுத்தம் அந்த யுத்தத்தின் ஆசையை தத்த தெரிவித்தவராக இருக்கும் அந்த விஷ்ணுவை பார்த்தார்கள் எல்லா இண்டிகேஷன் ஃபார் த தேவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்காக இதெல்லாம் இருக்கு சோ சேஷ கங்கண சோபினா சேஷரூபேண ஆதிசேஷனுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய கங்கணேன கை வளையலுடன் பிரகாசமானேன சோபினா பிரகாசமானேன பிரகாசிக்கும் பிரகாசிக்கின்றவரான ஸ்வ அங்கிரி சௌரபதிக்தேன அதாவது வகன காலே பகவான தூக்கும் சமயத்தில் சங்கராந்த சம்பந்தம் பகவான தூக்கிற சமயத்துல ஏற்பட்ட ஒரு சம்பந்தம் எதோட ஒரு சம்பந்தம் பகவத் சரண சம்பந்தம் தூக்கும் காலத்தில் தொடப்பட்ட அதாவது சம்பந்தம் ஏற்பட்டதான பகவத் சரணம் அந்த பகவானுடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய கந்த வாசனை அந்த வாசையின வாசனையினால் ரூஷிதம் அப்படியே ரூஷிதம்னா யூஸ்வலி போ அது பூசப்பட்டது it is completely soaked in பெர்ஃப்யூம்னு சொல்றது இல்லையா அதான் அர்த்தம் கந்த ரூஷிதேன அப்படின்னா சோக்ட் இன் பெர்ஃப்யூம்னு அர்த்தம் அந்த பெர்ஃப்யூம் என்னன்னா பகவானுடைய தாமரை திருவடி ஸ்ருதி ரூபேண வேதரூபேண வாகேன கருடேன தத்த சங்கிராம தோஹலம் தத்த யுத்த அபிலாஷம் தம் ததிருஷு சேஷகங்கணஸ்ய சேஷனை கையில ஆபரணமாக சேஷன் ரூபமாக ஒரு பாம்பு ஆபரணத்தை கட்டின்னு இருக்கார் வேத ரூபமாக இருக்கும் கருடஸ்ய தர்ஷனாதேவ பார்த்த மாத்திரத்திலேயே தேவர்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா சஞ்சாத யுத்த அபிலாஷம் எய்தர் தேவர்களுக்கு இப்ப இந்த தத்த சங்கிராம தோஹலம்னு இருக்கும் இல்லையோ ஏன தத்தம்னு இருக்கு அல்லது எஸ்மை தத்தம்னுட்டு அப்படி இருக்கு சோ தேவர்களுக்கு இவர் வந்து யுத்தத்தினுடைய அபிலாஷம் ஆசையை கொடுத்தவராக இருக்கிறார் அல்லது கருடனினால் ஒரு யுத்த ஆசையானது கொடுக்கப்பட்டவர் இவர் so he has been given that desire for a fight by Garuda அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் அந்த சமஸ்த பதம் போடும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் ஒரே ஒரு நிமிஷம் ஓகே தத்த சங்கிராம தோகலம் கருடேன வாகத்துடன் கூடினவராக இருக்கும் அந்த பகவானைன்னு எடுத்துக்கலாம் அல்லது வாகேன அந்த கருடனினால் தத்த யுத்த அபிலாஷம் அந்த யுத்தத்துக்குண்டான ஒரு ஆசையானது கொடுக்கப்பட்டவர் கருடன் இவருக்கு கொடுத்தா விஷ்ணுவுக்கு விஷ்ணு இந்த கருடன் மேல ஏறின உடனேயே அவருக்கு வந்து அந்த சரி சண்டை போடலாங்கிற ஒரு ஆசை வந்துருது பகவானுக்கு அப்படிப்பட்ட பகவானை இவர்கள் பார்த்தார்கள் சோ இவாளுக்கும் ஒரு ஹாப்பினஸ் சரியா சோ சஞ்சாத யுத்த அபிலாஷம் தம் தேவாக ததுஷு தேவர்கள் பார்த்தார்கள் சோ கருடசிய வேதரூபத்துவம் சுபர்ணோசி கருத்மான் திரிவிருத்தே சிரகான்னுட்டு வேத வாக்கியத்தை கோட் பண்றாரு இங்க அது தெரியல சுபர்ணகாங்கிறச்சே கருடனுக்கு வந்து தங்க இது உண்டு பர்ணகான ஃபெதர்ஸ் அவனுக்கு தங்க ரக்கைகள் உண்டு கருத்மான் கருத்மான்னாலும் கருடன் என்ன தெரியல எனக்கு சோ வேதத்துல வே வேத ரூபமாக தான் பகவான் அந்த கருடனை சொல்றது சரியா ஓகே ஸ்ருதிரூபேண வாகேன சேஷ கங்கண சோபினா ஸ்வ அங்கிரி சௌரப திக்தேன தத்த சங்கிராம தோஹலம் அடுத்தது படி ஸ்வவேத்ர ஓகே ஸ்வவேத்ர ஸ்பந்தனி ஸ்பந்த அங்க ஸ்பந்தல ஸ்பந்த நேதவ்யேன ஆமா நிவேதிதம் भक्तिनं भक्तिनम्रेण सेनान्या प्रतिशृण्वन्तिम् इङ्गितैः ஆ, சரி. இ- இது வந்து அவரோட சேனானி சேனாபதியான விஸ்வக்சேனரை சொல்ற விஸ்வக்சேனருங்கிறது விஷ்ணுவனுடைய சேனானி சேனாம் நயதி இது சேனானி சேனானீஹி இது வந்து ஈகாராந்த அஹ், புல்லிங்க சப்தம் இது சேனானி அப்படின்னு வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யூஸ்வலி ஆகாராந்தம் ஈகாராந்த ஸ்திரீலிங்கம் இது புல்லிங்க சப்தங்கள் உண்டு அதுல இது வந்து ஈகால ஈகாராந்த புல்லிங்க சப்தம் தீர்க்கம் நம்ம நதி பார்த்துருக்கோம் இதுல சேனானி சேனான்யோ சேனான்யா இது வந்து ஈக சேனாபதிக்கு போறது அது விஸ்வக்சேனர் பகவானுக்கு சோ அவருடைய டிஸ்கிரிப்ஷன் இதுல வருது பக்தி நம்ரேன சேனான்யா இங்கிதைஹி பிரதிஷ்ருண்வந்தம் தம் தத்ருஷுகு இவர் வந்து எப்படி அங்க சீன் எப்படி இருக்குன்னா வாசல்ல வந்து சேனாபதியான விஸ்வக்சேனர் அங்க நின்றுட்டு இருக்கார் அவர் கையில வந்து பெரம்பு குச்சி வச்சுருக்கார் சுவ வேத்ர ஸ்பந்த நிஸ்பந்த நேதவியேன நிவேதிதம் விஸ்வக்சேனர் தான் போய் தெரிவிக்கணும் பகவான்கிட்ட இந்த மாதிரி இந்த தேவர்கள்லாம் வந்திருக்கா அத வந்து ஓப்பனா வாயால அவர் சொல்லல முதல்ல வந்து எல்லாரையும் வந்து தன்னுடைய பெரம்பு குச்சியினால எல்லாரும் இருங்கோன்னு அவர் அந்த பெரம்பு குச்சியை அசைக்கிறார் எல்லாரையும் கொயட்டா இருக்க சொல்றார் அதுக்கப்புறம் கிட்டக்க ஐஷன் வருவார் பகவான்கிட்ட எல்லாரும் குவாய்ட்டா இருக்கணும் கிட்ட போறச்சே வந்து எல்லாம் ஒரே சத்தம் போட்டுட்டு ஆஹ் பகவான பாக்கணும்னுட்டு அப்படியே ஒரே இது பண்ணிட்டு இருக்க கூடாது இல்லையோ அவர் யோக நிதிரையில உட்காந்துட்டு இருப்பாரு இவர் அதனால வந்து இங்க இதுலயும் குமார சம்பவத்திலயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இன்ஃபுளுன்ஸ்டு பை காளிதாசங்கிறது ரொம்ப கிளியரா இதுல தெரியறது மூணாவது குமார சம்பவத்துல மூணாவது சர்க்கம் மூணாவது சர்க்கத்துல வந்து நந்தி பகவானை டிஸ்கிரைப் பண்ணுவார் மன்மதன் வந்து அவர் பகவான் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் சிவன் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மன்மதன் உள்ள போகிறான் அவரை போய் பார்த்து அம்பு போடணும் அங்க போன உடனே அங்க கிட்டக்க வந்து லதா கிரக துவாரகதா அத நந்தி அந்த எங்க பகவான் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ அங்க நந்தி நின்றுட்டு இருக்கார் துவாரத்திலேயே வாசல்லயே நின்றுட்டு இருக்கார் இந்த பெரம்பு குச்சி இதே பெரம்பு குச்சியை தான் அங்கேயும் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு வாம பிரகோஷ்டார்பித ஹேமநேத்ரஹா ஹேம வேத்ரஹா வேத்ரஹானா பெரம்பு குச்சி தங்கத்தாலான ஒரு பெரம்பு குச்சிய வாம பிரகோஷ்ட அர்ப்பித்தான இப்படி இடுக்கின்னு இருக்காரா லெப்ட்ல அந்த குச்சிய நந்தி அதுக்கப்புறம் விரலால முகார்பித ஏக அங்குலி சம்யா விரல வந்து மூக்குல வச்சு வாயில வச்சு முக அர்ப்பித்த அங்குலி சம்யா ஒரு விரல வாயில வச்சுண்டு மா சாப்பலாய எல்லாம் சத்தம் சத்தம் போடாதீங்கோ அப்படின்னு சொல்லி கணானு அனைஷீத்துங்கிற அந்த கணங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாராம் பூதகணங்கள்லாம் அதாவது வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் ஏதோ சத்தம் போட்டு இருக்கோம் எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சுண்டு இந்த அந்த பெரம்பு குச்சி அப்படி இடுக்கிண்டு அவர் சொல்றாருன்னு டிஸ்கிரைப் பண்ணுவார் காளிதாசன் இந்த இடத்துல கிட்டத்தட்ட அதே டிஸ்கிரிப்ஷன் தான் இங்க உங்களுக்கு சுவ நேத்திர ஸ்பந்த நிஸ்பந்த நேதவ்யேன சேனான்யா நிவேதிதம் தெரிவிக்கப்பட்டவர் பகவான் ரெண்டு ரெண்டு துவிதியா விபக்தியில உங்களுக்கு இருக்கு ஒண்ணு வந்து நிவேதிதம் இன்னொன்னு பிரதிஷ்ருண்வந்தம் முதல்ல வந்து விஸ்வக்சேனர் போய் இவெல்லாம் வந்திருக்கான்னுட்டு அவர் தெரிவிக்கிறார் அதுக்கப்புறம் இங்கிதைகி என்னன்னா செரின்னுட்டு பகவான் வந்து தன்னுடைய ஒரு புரூபங்கம் அல்லது கண்ணு அசைவு வர சொல்லு அப்படிங்கறத வாயால சொல்லாத வெறும்னா இங்கிதம் ஆக்ஷன்ஸ்னால பிரதிசுரன்வந்தம் சரி அவ கேக்குறத நான் கொடுக்கறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ற மாதிரி பகவான் சொல்றாராம் அப்பேற்பட்ட பகவான பார்த்தார்கள் ரெண்டு ஆக்ஷன் இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காரு ஒண்ணு எல்லாம் தேவர்கள் எல்லாம் நான் பார்க்கணும் நான் பகவான் காட்சி அளிக்கிறார் இல்லையோ காட்சி அளிச்ச உடனே எனக்கு பார்க்கணும் எனக்கு பார்க்கணும்னு ஒத்தத்தரா வந்து இப்படி அப்படி வந்து பேசுவாளா இருக்கும் இல்ல ஒரு அடிச்சு பிடிச்சு முன்னாடி இந்த திருப்பதியில பாக்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சத்தம் போட்டுட்டு எல்லாரும் முன்னாடி போகணும்னு பாப்பாளா இருக்கும் ஆனா இங்க விஸ்வக்சேனர் நின்னுண்டு சிவவேத்திர தன்னுடைய பெரம்பினுடைய ஸ்பந்த அசைவினால் நிஸ்பந்த அவளை வந்து அடக்கி அசைவில்லாதவர்களாக செய்து நேதவ்யம் அவர்களை அழித்து செல்லுபவரான சேனான்யா இது விஸ்வக்சேனருக்கு அப்ஜெக்டிவா போறது விஸ்வக்சேனர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பெரம்புனால பெரம்பினுடைய ஒரு அசைதல் அதனால பக்தர்களை நிஸ்பந்த நேதவியம் ஒரு நிச்சலம் அசைவே இல்லாதபடிக்கு அவளை அயஷின் போற காரியம் அவருக்கு இருக்கு அப்படிப்பட்டவரான இவரும் பக்தியா நம்ரஹா இவருக்கு இவ்வளவு பெரிய போஸ்ட் கொடுத்துருக்காளேன்னு விஸ்வக்சேனருக்கு வந்து அங்க கர்வம் கிடையாது பக்தி பகவான்கிட்ட அதனால அவர் வந்து ரொம்ப ஒரு பவ்யத்தோட கிட்ட நெருங்குறார் சேனான்யா அந்த விஸ்வக்சேரனிரா சேனரினால் நிவேதிதம் தெரிவிக்கப்பட்டவரான பகவான் சோ விஸ்வக்சேனர் ஸ்தம் நிவேதயதி ஏவம் நிவேதிதா பகவான் சோ இது சேனானீஹி விஸ்வக்சேனா பகவந்தம் நிவேதயதி இதுதான் உங்களுக்கு கர்த்தரி பிரயோகம் அந்த இடத்துல சோ பக்தனம்ரஹா சேனானிஹி பகவந்தம் விஷ்ணும் நிவேதயதி என்ன தெரிவிக்கிறார் இவெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு அவர் தானே இன்ஃபார்ம் பண்ணணும் அங்க இன்ஃபார்ம் பண்றவர் இவர் சோ நிவே அப்படி விஸ்வக்சேனேன நிவேதிதா பகவான் சோ நிவேதிதம் பகவந்தம் அபஷ்யன் தேவாக இந்த இடத்துல வந்து தப்ரத்தையும் வந்திருக்கிறதுனால அது உங்களுக்கு கர்மணி பிரயோகம் ஓகேயா சோ விஜாபிதம் விஷ்ணும் தேவாகா தத்ருஷுகு மேலும் சரி தேவர்கள்லாம் வந்திருக்காருன்னா அவர் பதில் சொல்லணுமோ இல்லையோ அவர் என்ன பதில் சொல்றார் இங்கிதைகி பிரதிஷ்ரண்வந்தம் இங்கிதைஹின ப்ரூ சம்யாபிகி தன்னுடைய புருவத்தினுடைய ஒரு அசைதலினால் இங்கிதம்னா புருவ அசைவு மாத்திரம் இல்ல ஜெஸ்டர்னு அர்த்தம் இங்கிதம்னா ஒரு சாதாரண கோடிட்டு காமிக்கிறது வாயால பேசல்ல வெறும் அசைவுகள் அவ்வளவுதான் அதுக்கு இங்கிதம்னு பேரு இங்கிதைஹி தன்னுடைய செயல்களில் ஒரு ஜெஸ்டர்ஸ்னால பிரதிஸ்ருண்வந்தம் பிரதிஷ்ருணோதி ப்ராமிஸ் பண்றார் என்னது பிரார்த்திதசிய தானம் பிரதிஜானந்தம் அவ கேட்கறத கொடுக்கறதுன்னு ப்ராமிஸ் பண்றார் பிரார்த்திதசிய தேவர்களால் கேட்கப்பட்ட விஷயத்தை தானம் கொடுப்பது என்பதை பிரதிஜானந்தம் பிரதிஜை பண்ணக்கூடியவரான தம் அந்த பகவானை தத்ரிஷுகு சரியா ரெண்டு விஷயம் ஒண்ணு வாசல்ல இருக்கக்கூடிய சேனானி அவர் தன்னுடைய பெரம்பனுடைய அசைவனால எல்லாரும் குவைட்டா இருக்கணும்னு சொல்லி அவளை ஐஷன் போனார் சோ கரதிருதஸ்ய கையில் இருக்கக்கூடிய வேத்திரதண்டஸ்ய பெரம்பினுடைய சாலனேன ஸ்பந்த அசைவினால் பகவத் சமீபம் நீயமானான்னு பகவானுடைய பக்கத்துல அயஷின் போகக்கூடிய அந்த மனுஷால நிச்சலீ குர்வதா அசைவில்லாமல் ஆக்குகின்றவரான விஸ்வக்சேனர் அப்படின்னு அந்த ஒரு சமஸ்த பதத்துக்கு மீனிங் ஸ்வவேத்திர ஸ்பந்த நிஸ்பந்த நேதவ்யேன தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பெரம்பினுடைய ஆசைதலினால் பகவத் சமீபம் அழைத்து செல்லக்கூடியவர்களை நிஸ்பந்த நேதவ்யேன அவளை வந்து ஒரு அசைவில்லாத செய்யக்கூடியவரும் பக்தி நம்பரேன பக்தியா பிரக்வேன தினையேன ஸ்திதம் சேனான்யா விஸ்வக்சேனேன நிவேதிதம் விஜாபிதம் தெரிவிக்கப்பட்டவரான இங்கிதைகி பிரதிஷ்ருண்வந்தம் தம் ததிருஷு பாவார்த்தம் அகமகமிகையா பகவந்தம் திரஷ்டும் ஆகத்தான் ஜனங்கள்லாம் எப்படி வந்திருக்கானா தேவர்கள் எப்படி வந்திருக்கான்னா அகமிக்க அகம் அகமிக்கானா நான் நான் சொல்லிட்டு முன்னாடி ஓடக்கூடியவர்களுக்கு அகம் அகமிக்கையான பேரு நான் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நான் நான் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு போறவா அகம் அகமிக்கையா பகவந்தம் பகவானை திருஷ்டும் பார்ப்பதற்கு ஆகத்தானு வந்திருப்போரை வேத்திரதண்டேன தன்னுடைய அந்த பெரம்பு குச்சியினால நிச்சலி குருவதா அசைவில்லாமல் ஆக்குகின்றவரான வினீதேன வினயத்துடன் கூடினவரான விஸ்வக்சேனேன விஜாபிதம் தெரிவிக்கப்பட்டவர் ப்ரூபங்காதிபிகி ஏவ அனுகிருண்ணந்தம் தன்னுடைய புருவ நெரித்தலோ இல்ல புருவ அசைதலோ இல்ல முகத்தை காண்பிக்கிறதோ அதனாலேயே தேவர்களுக்கு ஒரு அனுகிரகத்தை செய்யக்கூடியவரான பகவானை பார்த்தார்கள் ஓகே இது வந்து பிரபோகோ அத்த இங்க ஸ்வபாவோக்தின்னு ஒரு அலங்காரம் இது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வருது ஸ்வபாவோக்திங்கிறது ஜென்ரலா ஒரு ஸ்வபாவத்தை வர்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதாவது ஸ்வபாவத்தை தத்ரூபமா வர்ணிக்கிறோம்னா வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறோம் இல்லையோ அதை வந்து தத்ரூபமா டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு சுபாவோக்தின்னு ஒரு அலங்காரம் பிரபோகோ சவிதே பிரபுவனுடைய ஒரு பக்கத்துல இருக்கும் வேத்திரதர கிரியா கலாபஸ்ய பெரம்பு தூக்கிண்டு ஒருத்தன் எல்லாம் நடந் நடந்துப்பானோ அந்த மாதிரி தத்ர பிரபோகோ பிரதிக்ரியாயாக சூக்மசிய யதாவத் வர்ணனாது நீங்க வந்து ஏதாவது ஒரு இந்த சினிமால எல்லாம் பார்த்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த செக்யூரிட்டியோ பியூனோ வந்து இவெல்லாம் வந்திருக்கான்னு கூட சொல்ல மாட்டான் இப்படின்னு இப்படி காமிப்பான் ஒரு ஒரு ஆக்ஷன் அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படின்னு ஒரு ஆக்ஷனை காமிப்பா உடனே அவ வந்து நிற்பா இதெல்லாம் வந்து it is an indicatory factor தானே உங்களுக்கு and it's a natural setting that he is describing here இன்னைக்கு நம்ம பாக்குறதும் அதே மாதிரிதான் இருக்கு அதை வர்ணிக்கிறது யதாவத் வர்ணனம்னா இருக்கிறத உள்ளபடி வர்ணிக்கிறதுங்கிறது ஸ்வபாவோக்தி அலங்காரா சரியா ஸ்வவேத்திரஸ்பந்த நிஸ்பந்த நேதவியேன நிவேதிதம் பக்தி நம்ரேன சேனான்யா பிரதிஷ்ருண்வந்தம் இங்கிதைஹி தம் ததிருஷுஹு ஆக்சுவலி அடுத்தது வந்து இதோட வந்து முடியறது அந்த பகவானுடைய டிஸ்கிரிப்ஷன் இந்த செவன்டி த்ரீயோட முடிஞ்சுடுறது அடுத்ததுல இருந்து அவரை எப்படி தேவர்கள் பார்த்தார்கள் அதுக்கப்புறம் தேவர்கள் தங்களுடைய குறைய சொல்றா என்ன ப்ராப்ளம் பூமாதேவிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத அடுத்தது டிஸ்கிரைப் பண்ண போறா so I just stop with this